ஹலோ சுட்டீஸ் welcome back to my channel today நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்சாக்ஸ் பூச்சிகள் வீடியோக்குள்ளே போகலாம் கிராஸ் ஓப்பர் வெட்டுக்கிளி housefly ஈ ஸ்பைடர் சிலந்தி லீஃப் இன்செக்ட் இலைப்பூச்சி ant எறும்பு பிட்டில் வண்டு பட்டர்ஃப்ளை வண்ணத்துப் பூச்சி மாஸ்கியூட்டோ கொசு டிராகன் ஃப்ளை தும்பி வாஸ்ப் குலவி டர்மைட் கரையான் स्कॉर्पियन तेल हनीबी तेनी मौल क्रिकेट पुल्लपूची कॉकरोच करपन पूची விஞ்ச்டு டர்மைட் ant ஈசல் பெட்பக் மூட்டை பூச்சி லீச் அட்டை கில் பிளாங்கெட் வார்ம் கம்பளி பூச்சி millipede மரவட்டை யோத்வாம் மண்புழு சென்டிபேட் பூரான் ஃபயர்ஃப்ளை மின்மினி பூச்சி ஜுவல் பீட்டல் பொன்வண்டு ஓகே சுட்டீஸ் பாய்